hi everyone welcome to cook with three D இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாம் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் பொரி ரெண்டு கப் முட்டை ரெண்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ண தக்காளி ஒன்று பவுடர் பண்ண சிவப்பு மிளகாய் ரெண்டு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தேவையான அளவு இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சிவப்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதோட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இப்ப இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்ப இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்ப இது நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிற போறோம் மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தேவையான அளவு சால்ட் இப்ப இதை நல்லா வதக்கிக்கோங்க ஆயில்ல வந்து அந்த மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்ப நான் மசாலா நல்லா வதக்கிட்டேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கோங்க முட்டைக்கு ஒரு பிஞ்சளவு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்ப இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நான் வந்து எடுத்து வச்சிருக்க பொரிய வந்து தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா பொரி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணுங்கிறதுக்காக இப்படி நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போ பாருங்க நான் இந்த பொரியை வடிகட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ